ஹலோ சுட்டீஸ் welcome back to my channel today நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சி அனிமல்ஸ் கடல் வாழ் உயிரினங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சி லயன் கடல் சிங்கம் சி ஹார்ஸ் கடல் குதிரை வால்ரஸ் கடர் யானை ப்ளூவேல் திமிங்கலம் ஷார்க் சூரா ஈல் விலாங்கு மீன் மாண்டாரே கணவாய் மீன் டர்ட்டில் கடலாமை ஸ்டார்ஃபிஷ் நட்சத்திர மீன் octopus octopus ப்ரான் ஏரால் கிராப் நண்டு சீ ஸ்னேக் கடல் நாகம் ஒய்ஸ்டர் சிப்பி ஷெல்ஃபிஷ் கிளிஞ்சல் காக்கில் மட்டி காஞ்ச் சங்கு சீல் கடல் நீர்நாய் டால்ஃபின் डॉल्फिन जेलीफिश जेलीमीन सॉफिश कोलामीन स्नेल नत्तई टोपी पड़ंगा मीन ஃப்ராக் தவளை சியர் வஞ்சரம் மீன் ஸ்குவாட் கடம்பான் மீன் ஓகே சுட்டீஸ் பாய் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்